தகாத முறையில் நடக்க முயன்றதால் மைத்துனரை வெட்டி கொலை செய்த சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலவாய்நாயக்கன்பேட்டையை சேர்ந்தவர் ராஜா லாரி துறைவர் இவரது அண்ணன் செல்வம் இவரும் லாரி துறைவர் இவரது மனைவி பராசக்தி ராஜா தனது மனைவியை பிரிந்து சில வருடங்களாக தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் செல்வம் டிரைவர் வேலைக்கு சென்றிருந்தார் சம்பவத்தன்று நள்ளிரவில் ராஜா குடிகோட்டையில் தனது அன்னை பராசக்தியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி நடக்க முயற்சித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பராசக்தி வீட்டிலிருந்த அறிவாளால் ராஜாவின் கழுத்து பகுதியில் வெட்டியுள்ளார் இதில் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே ராஜா உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு செங்கம் துணை police superintendent Saravanakumaran inspector Saravanan மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் அப்போது பராசக்தி தன்னிடம் தகாத முறையில் நடக்க முயன்றதால் ராஜாவை கொலை செய்ததாக போலீசாரிடம் அவர் தெரிவித்தார் இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட பராசக்திக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாயாக மதிக்க வேண்டிய அண்ணியை தவறாக நடக்க முயன்ற அமைப்பினரை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது மானத்தையும் காக்கவும் உறவையும் மானத்தையும் எண்ணி ஆத்திரத்தில் தற்காத்துக் கொள்ள நடந்த சம்பவம் போலீசாரையே அதிர வைத்துள்ளது